அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து எல்லையில்லா பேரருளும் ஏற்றமிகு பேரம் நிறை ஏக இறைவன் அல்லாஹுவின் தூய திருப்பெயரால் தொடக்கம் செய்கின்றேன் பெண் எனும் எழிற்படைப்பு இல்ல தலைவி பெண் இறை படைப்புகளில் எழில்மிக்க படைப்பாகும் இதயத்திற்கு இதம் சேர்க்கும் இனிய படைப்பாகும் இறைவனின் இந்த படைப்பு ஆடவனின் நெஞ்சத்திற்கு அமைதியை அள்ளித்தெழிக்கும் அருள் சார்ந்த படைப்பாகும் உங்களிலிருந்தே உங்கள் மனைவியரை உங்களுக்காக அவன் படைத்திருப்பது அவனது அத்தாட்சிகளில் உள்ளவையாகும் உங்களுக்கிடையே உள்ளன்பு காதலும் கருணையும் நிலவவும் உங்கள் மனைவியின் மூலம் நீங்கள் நிம்மதி பெறுவதற்குமாகவே படைத்தான் சிந்திக்கும் கூட்டத்தினருக்கு உறுதியான பல சான்றுகள் இருக்கின்றன அல் குரு ஆன் இருபத்தி ஓராவது வசனம் அன்பு மலரவும் நிம்மதி பெறவுமே மனைவி படைக்கப்பட்டிருக்கிறார் பெண் சோலையின் வண்ண பூக்கள் உலக தோட்டத்து உன்னத மலர்கள் இருண்ட வானின் திரண்ட நிலவு வறண்ட வாழ்வின் வற்றாச்சுனை பெண்ணை சொர்க்கத்தின் நறுமலர் என சிறப்பித்துள்ளார்கள் அன்னை பாத்திமா அலி அல்லாஹு அவர்கள் பெண்ணை பெருமைப்படுத்தியதில் இஸ்லாம் பெரும்பங்கு ஆற்றியுள்ளது அருள்மறை அல் குரான் அன்றே பிரகடனப்படுத்தியது எவரேனும் ஒருவர் ஆணாயினும் அல்லது பெண்ணாயினும் அவர் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் ஆற்றுவாராயின் அத்தகையோர் சொர்க்கத்தில் நுழைந்திடுவர் இம்மையும் அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் சூரா நிசா நூற்றி இருபத்தி நான்காவது திருவசனம் நன்மைகள் ஆற்றியதற்கான நற்கூலி நல்கப்படுவதில் ஆண் பெண் எனும் வேறுபாடு காட்டப்பட மாட்டார் என் உண்மையை இந்த இறை திருவசனம் எடுத்து காட்டுகிறது நன்மைகளை செய்வோர் யார் என்பதை காட்டிலும் செய்யப்படும் நன்மைகளையே இறைவன் கவனிக்கிறான் ஆண்களை பற்றி கூறப்படும் போதெல்லாம் பெண்களை பற்றியும் இணைத்து இணைத்து கூறப்படும் பல திருவசனங்கள் அருள்மறை அல் குராலில் இடம்பெற்றிருக்கின்றன அன்னிசா பெண்கள் என்று ஒரு அத்தியாயம் அருள்மறையில் அமைந்துள்ளது இது பெண்களுக்கு கிடைத்த தனிப்பெரும் சிறப்பாகும் அன்றைய அரபுகள் இழிவான இப்பெருங்குழந்தையை காலமெல்லாம் கேவலமான நிலையில் வை வளர்ப்போமா அல்லது பாலை மண்ணில் உயிரோடு புதைத்து விடுவோமா என எண்ணினர் அவ்வாறை செய்தும் வந்தனர் பண்பற்று ஆயிரம் ஆடவர்களை காட்டிலும் பண்பிற் சிறந்த ஒரு பெண் மிக்க மேலானவள் என்றும் பெருமானார் பகிர்ந்திருக்கின்றார்கள் பொறுப்புகளை பேணி அடக்கமாக நடப்பதிலும் கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதிலுமே பெண்ணுக்கு பெரும் சிறப்பு இருக்கிறது நல்ல பெண் யாரெனில் கணவன் அவளை காணும் போதெல்லாம் முகம் மலர்ந்து மகிழ்வுடன் நோக்குபவளும் கணவன் கூறும் செயல்களை உடனே செய்து முடிப்பவளும் கணவன் வெளியிலே சென்று விட்டால் கணவனின் பொருள்களையும் தன்னையும் பேணி பொறுப்புடன் காத்துக் கொள்பவளுமேயாம் என்பதும் பெருமானார் புகழ்ந்த பொன்மொழிகள் தான் பண்புகள் பொறுப்புள்ள மனைவியரிடம் விளர வேண்டும் இப்பண்புகளை பெற்றுக்கொள்ளே பொறுப்புள்ள மனைவியாக சிறப்புள்ள பெண்ணாக திகழ முடியும் உள்ள பெண்கள் அல்லாவுக்கும் தங்கள் கணவனுக்கும் பணிந்தே நடப்பார்கள் தங்கள் கணவன் மறைவாக உள்ள சமயத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றவற்றையும் தங்கள் கணவனுடைய மற்ற பொருள்களையும் பாதுகாத்துக் கொள்வார்கள் நான்காவது அத்தியாயம் முப்பத்தி நான்காவது திருவசனம் இவ்வசனத்தில் நல்ல மனைவிக்குரிய பண்புகளும் கடமைகளும் உணர்த்தப்பட்டிருக்கின்றன இதனை எண்ணத்தில் கொண்டு பெண் வாழ்வை தொடங்க வேண்டும் ஒருவர் இன்னொருவருக்கு சஜிதா சாஷ்டாங்கம் செய்வது வந்திருக்குமாயின் மனைவியை கணவனுக்கு சஜிதா செய்யும்படி ஏவியிருப்பேன் என்றார்கள் திருநபி கணவனுக்கு மனைவி ஆற்ற வேண்டிய கடமைகள் எத்தகு உன்னதமானவை என்பது நபிமொழியின் மூலம் அறியப்படுகிறது ஹதீஜா பிராட்டியா அண்ணல் நபியின் அருமை வாழ்க்கை துணை அரபகத்தின் மிகப்பெரிய செல்வச்சி சீமாட்டி வழமார் வர்த்தக பெருமாட்டி அனைத்து சிறப்புகளையும் பெற்று செல்வ செழிப்பில் வளர்ந்துட்ட அந்த எழில்மிகு நங்கை நல்லாள் எளிய வாழ்க்கை வாழ்ந்து அடக்கமாக திகழ்ந்து வந்த அண்ணலாரை மனம் விரும்பி மணந்து கொண்ட பின் தமது திரண்ட சொத்துகளுக்கு அண்ணலை உரிமையாக்கினார் இச்செல்வங்கள் அனைத்தும் இனி உங்களுக்கே சொந்தம் நீங்கள் விரும்பும் வண்ணம் செலவிடலாம் என்றும் கூறினார் சிறந்த மனைவியின் சீரிய பண்பிற்கு இது ஓர் எடுத்துக்காட்டு அரபு மக்களின் அறியாமை கண்டு கலங்கி கண்ணீர் சிந்தி இவர்களிடையே நல்ல மாற்றம் நிகழாதா என ஏங்கி மக்காவிற்கு மூன்று கல் தொலைவில் இருந்த ஹிரா என்னும் மலைப்புதும்பில் தனியே தங்கி சிந்தனையில் ஆழ்ந்து உணவு உறக்கத்தை மறந்து உத்தமர் இருந்த போதெல்லாம் கொதிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நடந்து மலை ஏறி வந்து தான் கொண்டு வந்த உணவை உண்ணச் செய்து மகிழ்வார்கள் ஹதீஜா நாயியார் கணவரை கனிவுடன் கவனிப்பதிலும் பணிவுடன் பணிவிடை செய்வதிலும் சிறந்து விளங்கினார்கள் ஹதீஜா அலி அல்லாஹு தலான் முதன் முதலாக அருளப்பட்ட இறை செய்தி கேட்டு அண்ணலார் அதிர்ந்து அச்சமடைந்து பதற்றப்பட்டு இல்ல வந்த வேளையில் ஏன் நீங்கள் பயப்பட வேண்டும் ஏன் நீங்கள் பயப்பட வேண்டும் இறைவன் மீது ஆணையாக அவன் ஒருபோது உங்களை இழிவுபடுத்த மாட்டான் வாழ்வில் நீங்கள் நன்மைகளையே செய்து வந்திருக்கின்றீர்கள் ஏழை எளியோருக்கு உதவியுள்ளீர்கள் அடிமைகளுக்கு விடுதலை பெற்று தந்திருக்கிறீர்கள் கடன்பட்டவரின் கடன் தீர்த்து அதன் சுமையிலிருந்து அவர்களை விடுபட செய்திருக்கின்றீர்கள் விதவைகளுக்கும் பெண்களுக்கும் பெரிதும் நன்மை செய்திருக்கின்றீர்கள் நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும் என அறிவுபூர்வமான ஆறுதலை அண்ணலுக்கு கூறினார் ஹதிஜா பிராட்டியார் மங்கையருக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறார்கள் மாண்பார்ந்த மதிப்புமிகு ஜீவனாக திகழ்ந்தார்கள் அன்றைய பெண்டில் அனைத்து வகையிலும் கணவரை திருப்திப்படுத்தினர் கணவனின் மனம் கூடாது என கவனமாக இருந்தனர் அன்று மதியினத்து மண்ணில் நடந்த மாபெரும் நிகழ்ச்சி பெண் இனத்திற்கு பெருமை சேர்த்த நிகழ்ச்சியாகும் ஆம் சின்னஞ்சிறு அருமை மகன் திடீரென இறந்துவிட்டதை பார்த்து துடித்திட்டார் அத்தாய் துவண்டு அரற்றினார் பத்து மாதம் சுமது பெற்ற பாசம் அத்தாயை வாட்டியது அந்நிலையிலும் கணவன் வெளியே சென்றிருக்கிறார் வரும் நேரமாகிவிட்டது என எண்ணி ஒடிந்து கிடந்த அவ்வள்ளி தண்டை மலர தொடங்கி தளர்ந்து விட்ட அம்முல்லை கொத்தை வெள்ளை துணியால் மூடி இல்லத்துணில் கிடத்தினார் கணப்பொழுதில் சுவையான உணவு தயாரித்தான் வெளியில் சென்றிருந்த கணவன் புன்னகையிடம் உள்ளே நுழைய எதுவுமே நடவாதது போல் மகிழுடன் தன் கணவரை வரவேற்று சுவை மிகுந்த உணவை அன்புடன் கொடுக்கிறான் உணவு உண்டு முடித்தவின் அன்பு கணவர் அவர்களே ஒருவர் நமக்கு ஒன்றை இரவலாக தந்தார் பின்னர் அதை எடுத்துக்கொண்டார் இது எப்படி என கேட்டார் இதில் என்ன கேள்வி இருக்கிறது இரவல் கொடுத்தவர் எடுத்துக்கொள்வது சரிதானே நீதிதானே என்றார் கணவர் அபு தல்ஹா அலி அல்லாஹு ஆம் இறைவனால் இரவில் தரப்பட்ட நமது செல்வ மகனை இறைவன் எடுத்துக் கொண்டார் என நெஞ்சம் நெகிழ வார்த்தை தடுமாற கூறினார் அவரின் அன்பு மனைவி உம்மு சொலை அலி அல்லாஹு தாங்கனா துயர் நிகழ்ச்சி நிகழ்ந்திட்ட நிலையில் பொறுமை காத்து கணவனின் மனம் கூணாது கணவரை கவனித்திட்ட கனிந்த நிலை அன்றைய பெண்களிடம் இருந்திருக்கிறது என்பதற்கு இந்நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டாகும் பெண் மனம் வைத்தால் எவ்வளவு பெரிய காரியத்தையும் எளிதாக முடிக்க முடியும் அதே நேரத்தில் ஆண்களும் பெண்களின் மனநிலை அறிந்து உள்ளார்ந்த உணர்வின் மூலம் உண்மையான அன்பின் மூலம் கனிவான சொல் செயல்களின் மூலம் அவர்களுடைய மனதில் நீங்கா இடம்பெற்ற வேண்டும் பெண் மலரினும் மென்மையானவள் நிலவினும் குளிரானவள் இதமான தூய அன்பின் வழி அவளது அன்பு இதயத்துள் இடம்பெறுவது ஆண்மகனுக்கு சிரமம் இல்லை பெண்கள் கண்களை காக்கும் இமை போல கணவரை காக்க வேண்டும் தன் இனிய புன்னகையால் இறைவன் அளித்துள்ள பேரழகால் மென்மையான அன்பு மொழியால் உண்மை உபசரிப்பால் முரட்டு குணம் கொண்ட கணவனையும் திருத்திடலாம் பண்படுத்தலாம் பெண்ணுக்கு வீட்டிலும் நாட்டிலும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது பெண்களிடம் நல்ல விழிப்புணர்வும் மறுமலர்ச்சியும் ஏற்பட வேண்டும் கணவனை அலட்சியப்படுத்தி அகங்காரம் கொண்டு அலையும் பெண் இவ்வுலகிலும் பெருமை பெற முடியாது மறு உலகிலும் மாண்பான நாம் இறைவனின் மன்னிப்பையும் பெற முடியாது எனவே பெண்கள் நாட்டின் சமுதாயத்தின் கண்களாக இருக்க வேண்டும் பெண் குலத்திற்கு சிறப்பு சேர்த்த ஹதீஜா அலி அல்லாஹு தலான்ஹா பாத்திமா அலி அல்லாஹு தலான்ஹா ஆயிஷா அலி அல்லாஹு தலான்ஹா போன்று நடந்து சென்ற பாத சுவட்டை பின்பற்றி நடந்து வார் போற்றும் பாவையராக திகழ வேண்டும் இல்லத்தை இனிமை பொங்கும் பூஞ்சோலையாக்க வேண்டும் உழைப்பினுடைய உயர்வை நாம் பார்க்க வேண்டும் மனித வாழ்க்கையின் எல்லா நிலைகளையும் தொட்டு காட்டி அவ்வப்போது எவ்வாறு நடந்து கொள்ள என இஸ்லாம் தெளிவாக விளக்கி காட்டுகிறது அருள் மறையின் மூலமும் அண்ணலாரின் வாழ்வியல் நெறி மூலமும் நமக்கு இனிய பல கருத்துகள் கிடைக்கின்றன மனிதர்கள் ஒரே அடியாக உலகில் மூழ்கி கிடப்பதை விடுத்து மரணம் மன்னரை மறு உலகம் போன்றவற்றையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் மறுமை சிந்தனை மனிதனை பல வகையிலும் பாதுகாக்கிறது அவனை செம்மைப்படுத்தி சீராக நடக்க செய்கிறது நீதியுடனும் நேர்மையுடனும் திகழச் செய்கிறது மக்களிடையே ஒரு காலம் வரும் அப்போது மனிதன் தான் ஈட்டிய பொருள் ஹலாலானதா அனுமதிக்கப்பட்டதா ஹராமானதா தடுக்கப்பட்டதா என்பதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டார் என்றார்கள் நபி அவர்கள் அவர்களால் எச்சரிக்கப்பட்டு அந்த காலம் நம்மிடம் வந்துவிட்டது போல் தோன்றுகிறது எவையெல்லாம் கிடைக்கின்றதோ அவையெல்லாம் ஹலால் என்றும் எவையெல்லாம் கிடைக்கவில்லையோ அவையெல்லாம் ஹராம் என்றும் புதிதாக விளக்கம் கூற புறப்பட்டு விட்டனர் சிலர் இறை தூதரே யாவற்றிலும் சிறந்த சம்பாத்தியம் எது என்று இறை தூதரிடம் வினவப்பட்ட போது ஒருவன் தன் கையால் உழைப்பதும் மோசடி செய்யாமல் பொய் பேசாமல் ஒருவன் நடத்தும் வாணிபம் தான் என விளக்கம் தந்தார்கள் திருநபி அவர்கள் அண்ணலின் வழிகாட்டலுக்கு முன் தவறான வழிகளில் பணம் சேர்த்த அரபியர் இறை தூதர் அவர்களின் ஏற்றமிகு வழிகாட்டுதலுக்கு பிறகு தங்களது தவறான வாணிபங்களையும் விட்டுவிட்டனர் பெரும் வருவாய் இழப்பு பற்றி அவர்கள் சிறிதும் கவலைப்படவில்லை நிரந்தரமான மறுமையின் பேரின்ப லாபத்தை அவர்கள் பெரிதாக கருதினார்கள் நபிகளின் போதனை நிம்மதியையும் வெற்றியையும் தரும் என நம்பினர் எந்த மனிதனும் தன்னுடைய கரங்களால் உழைத்து உண்ணும் உணவை விட வேறு உயர்ந்த உணவை என்றுமே உண்டதில்லை அல்லாஹுவின் தூதர் தாவூத் அலை அவர்கள் தம் கரங்களால் உழைத்து சம்பாதித்த உணவையே உண்பவர்களாக இருந்தார்கள் என்று திருநபி அவர்கள் கூறி உழைத்து பிழைக்க உற்சாகப்படுத்தினார்கள் மனைவி மக்களை காப்பாற்றுவதற்காக நேர்மையாக உழைத்து பொருளீட்டுவது ஓர் அறமாகும் என்றார்கள் உழைப்பை புனிதமாக்கினார்கள் உழைப்பை உயர்வாக போற்றினார்கள் உழைப்பதை உன்னதமான இபாதச் என்றார்கள் திருநபி சல்லாஹ் செல்வர்கள் எதையும் உழைத்து பெற வேண்டும் என்பது இறை மறையின் குற்றாகும் இறைவனின் விருப்பமும் அதுதான் மக்களால் இழுத்து பழித்து தூற்றப்பட்டு மன ஒடிந்து கண்ணீர் சிந்தி கானகத்திற்கு தனியே வந்துவிட்ட நிறை கர்ப்பிணியான மரியம் சொல்லாம் அவர்கள் பசியோடு பிரசவ வேதனையால் தவித்து சோர்ந்த போது மரியமே இப்பேரிச்ச மரக்கிளையை உம் பக்கமாய் உலுக்குவீராக நன்கு பழுத்த பேரிச்ச பள்ளத்தை அது உம்மீது விழச் செய்யும் எனவே அப்பழங்களை நீர் உண்பீராக ஊற்று நீரை நீர் அருந்திக் கொள்வீராக இன்னும் கண்குளிர்ச்சி அடைந்து கொள்வீராக என கூறப்பட்டது சூரா மரியம் இறைவன் நாடினால் அவர்களின் இதழ்களிலேயே கனிகளை சேர்த்திருக்க முடியும் எனினும் மனிதனுக்கு முயற்சியும் உழைப்பும் அவசியம் என்பதை அந்நிலையிலும் தெரியப்படுத்தினார் உண்மை நேர்மை பொறுமையை கூடாது சோதனைகளை தாங்கி வேதனைகளை பொறுத்து சாதனை படைத்திட உறுதியான உள்ளத்தையும் இறை நம்பிக்கையுடைய இதயத்தும் எல்லாவல்ல இறைவன் நல்குவானாக இனிய நெஞ்சங்களே இதய வாழ்த்துடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு